கடந்த ஒரு வார காலமாக மொத்த இந்தியாவுமே கலவர கடா மாறி கிடக்கு குடியுரிமை சீர்திருத்த சட்ட மசோதாக்கு எதிராக பல இடங்களில் பல தொடர் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு பல இடங்களில் மாணவர்கள் இணைகளும் மூர்க்கத்தனமா தாக்கப்படுறாங்க பல இடங்களில் துப்பாக்கிச் சூடு நடந்திருக்கு பல இடங்களில் பஸ் வாகனங்கள் எல்லாமே எரிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி மொத்த இந்தியாவே தொடர்ந்து பல கலவரத்தில் இருக்கிற நேரத்தில் பத்தொன்பதாம் தேதி தர்பார் டீம் தன்னோட சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடியோ லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல சூப்பர் ஸ்டார் கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே கேள்வி கேட்கும்போது சார் சிஏபி பற்றின உங்களோட எண்ணம் என்ன சிஏபி பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன நீங்கள் இதை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா இல்லை உங்களோட நடுநிலையாக இருக்கீங்களான்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது அதுக்கு சூப்பர் ஸ்டார் இதையெல்லாம் பேசுறதுக்கான மேடை இது இல்லை நிச்சயமா இன்னொரு இடத்துல நான் இதை பத்தி பேசணும்னு சொல்லி அங்கிருந்து நகர்ந்து போறேன் அப்பவே ஒரு சில பேர் சொல்றாங்க நிச்சயமா இன்னைக்கு ராத்திரி இதை பத்தி ட்விட் பண்ண ஒரு பாருன்னு சொல்ற மாதிரி நேற்று ராத்திரி அதை பத்தி ஒரு ட்விட்டர் போடுறாரு இந்த ட்விட்டர் உடனடியா வைரல் ஆகுது நிறைய பேர் வந்துட்டு இவருக்கு கண்டன குரலும் ஆதரவு குரலும் தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்காங்க அப்போ ஒரு அரசியல் பிரமுகர் சொல்றாரு இந்த மாதிரி தொடர் போராட்டம் நிச்சயமா நடக்கும் இந்த போராட்டத்தை கலந்துக்க முடியாத வயசானவங்க எல்லாத்தையும் வீட்டில் விட்டுட்டு நீங்க மட்டும் வந்து கலந்துக்கோங்கன்னு சொல்லி கலாய் பண்ற மாதிரி ஒரு மெசேஜும் அவர் ட்வீட் பண்றாரு இந்த ட்விட்டருக்கும் பயங்கர கண்டன குரல்கள் ரசிகர்கள் மத்தியிலிருந்து எழுது இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா ரஜினி என்ன சொன்னார்ன்றது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது இவர் அரசாங்கத்துக்கு எதிராக பேசினாரா இல்லை மாணவர்களுக்கு எதிராக பேசினாரா எந்த இடத்துலையுமே மாணவர்கள் வன்முறையாளர்கள்னு சொல்லல அவர் அதே மாதிரி அரசியல்வாதிகளும் வன்முறையாளர்கள் சொல்லப்படல காவல்துறையும் வன்முறையாளர்கள் சொல்ல அப்போ யாரை பத்தி பேசினார்ன்றதே தெரியாத ஒரு சூழ்நிலையில ஒரு சார் அதாவது யாரெல்லாம் வந்துட்டு இந்த இதுக்கு குடியுரிமை சட்ட மசோதாக்கு எதிராக இருக்காங்களோ அவங்க எல்லாரும் அவங்களுக்கு சாதகமாக அதை எடுத்துக்கிறாங்க யாரெல்லாம் ஆதரவாக இருக்காங்களோ அவங்களும் அவங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டு இன்னைக்கு மொத்த அரசியல் செஞ்சுட்டு செய்கிறது தான் இவங்களோட வேலையாக இருக்குது இதில் வந்து ஒரு விஷயம் தெளிவாக புரியாதுனால இன்னைக்கு குடியுரிமை சீர்திருத்த சட்ட சட்ட மசோதாவை மறந்துட்டு இந்த நேற்று நைட்டில் இருந்து இந்த பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு ரஜினி ரசிகர்களும் சரி அவங்க அதை பற்றி பேசுறதும் இவங்க இதை பற்றி பேசுறதும் இந்த மாதிரி தொடர்ந்து சண்டை போட்டுகிட்டே தான் இருக்காங்க ஒரு விஷயம் இதில் தெளிவாக புரியுது இந்த மீடியா காரணங்க நம்மளை குறு குறுன்னு வச்சுக்கிறதுக்காகவும் நம்மளை பிஸியாக வச்சுக்கிறதுக்காகவும் ஏதாவது ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டுட்டே இருக்காங்க இந்த சட்ட மசோதாவை இப்போ மறக்கிறதுக்காக இதை பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் எனக்கு இருக்குது இன்னொரு விஷயம் ரஜினி ஒரு ட்விட்டை போட்டால் இவ்வளவு பெருசாக பேசணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டாராக இருந்து நானும் ரஜினியை ரசிக்கிறேன் ஆனால் ஒரு தலைவனாக தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவரோட ஹிஸ்ட்ரி என்ன இருந்துச்சு மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காரு மக்களுக்காக களத்தில் இறங்கி என்ன போராட்டம் செஞ்சிருக்காருன்ற கேள்வி எனக்கும் இருக்கு இருந்தாலும் இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளோட கேள்வி என்னன்னா இவங்க இதை வச்சு அரசியல் செய்யணுன்ற அவசியம் என்ன இருக்கு இப்போ பேச வேண்டிய விஷயம் இந்த குடியுரிமை சீர்திருத்த சட்ட மசோதை பத்தி பேசுங்க தமிழர்களுக்கு ஏன் வந்துட்டு அதுல வந்து கொடுக்கல தமிழர்கள் ஈழர்கள் எல்லாருமே வந்துட்டு ஏன் அதுல சேர்க்கப்படல அந்த பட்டியல் அப்படின்ற கேள்வி கேளுங்க இஸ்லாமியர்கள் எல்லாருமே ஏன் இல்லைன்ற ஒரு கேள்வி கேளுங்க இதையெல்லாம் விட்டுட்டு ரஜினி ட்வீட் பண்ணிட்டாருன்னு சொல்லி இதை ஒரு பெரிய பஞ்சாயத்தா பேசுறதா இப்போ ரஜினியோட ஆதரவாளர் பிரவீன்காந்த் அவர் என்ன சொல்றாருன்னா ரஜினி இது வரைக்கும் கட்சி தொடங்கல கட்சி தொடங்கி இருந்தா அவர் வந்துட்டு ஒரு நிலைப்பாடுல இருக்கலாம் அதாவது ஆதரி ஆதரிக்கலாம் இல்லை எதிர்க்கலாம் ஆனால் இப்போ கட்சி தொடங்காததுனால அவர் நடுநிலையாக தான் பேசணும் ஒருவேளை இவர் வந்துட்டு அரசாங்கத்துக்கு எதிராக பேசினா அரசாங்கத்துக்கு பெரிய நெருக்கடியாக இருக்கும் சாதாரண சினிமாக்காரங்க மாதிரி கிடையாது ரஜினின்றவர் வந்துட்டு ஒரு நேஷனல் ஹீரோ ஸோ அவர் பேசினார் அப்படின்னா நேஷனல் லெவலில் அதோட அஃபெக்ட் இருக்கும் அதனால அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த வார்த்தைகள் அப்படியே இல்லாமல் அதுக்கு ஆதரவாக பேசினா இது மக்கள் மதியில் பெரிய ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தும் அதனால ரொம்ப நடுநிலையாக தான் பேசி ஆகணும் வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு வன்முறையாளர்களை தான் இவர் பேசினாரு வன்முறை எந்த பிரச்சனைக்கும் வன்முறை தீர்வாகுதுன்னு சொன்னப்போ மாணவர்கள் மேலே வன்முறையை தாக்க நடக்கிறது வன்முறையை கையாண்டது யாரு போலீஸ் அப்போது அவர் எச்சரிக்கை செஞ்சது போலீஸை தான் ஸோ இவர் பேசுனது வந்துட்டு போலீஸை பற்றியும் காவல்துறை பேச அரசாங்கத்தை பற்றி தான் பேசியிருக்காரு மாணவர்களை பற்றி பேசலன்னு சொல்லி அதை பிரவீன்காந்த் வந்துட்டு இன்னைக்கு ஒரு விகடனில் கொடுத்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து ஒரு விஷயம் புரிய வருது என்னன்னா என்ன நடக்குதுன்னே தெரிய முன்னாடி நான் சொன்ன பார்த்தீங்களா வீட்டிலேருந்து குதிச்சு ஓடுறதுக்கும் அவளை வச்சிருக்கான்னு சொல்கிறதுக்கும் இந்த மூணு இந்த மெசேஜ் பாஸ் ஆகிற இடத்துல எப்படி ட்ராவல் ஆகுதுன்றத பாருங்க இவர் சொன்ன ஒரு விஷயம் அதுக்கு அடுத்தது ஆதரவாக ஒருத்தவங்க அவங்களுக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கிட்டு அதை வச்சு அரசியல் செஞ்சுட்டு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறது இருக்கு இன்னைக்கு நமக்கு தீர்வுகள் கிடைக்குமான்னு பார்த்தா எந்த ஒரு விஷயங்களையும் தீர்வுகளை நோக்கி எதுவுமே நகரதில்லை உணர்வு பூர்வமா நம்மளை கட்டமைச்சு உணர்வு பூர்வமா நம்மளை முட்டாளாக்கி எது உண்மை எது சரி எது தப்புன்னு தெரியும் குடியுரிமை சீர்திருத்த சட்டம் தவறுன்றது எனக்கும் உடன்பாடு இருக்கு ஏன்னா அதில் தமிழர்களை இணைக்கல இஸ்லாமியர்கள் ஒரு சில பேரை வந்துட்டு வேணுக்குன்னே வந்துட்டு பிளேம் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இதில் பல விஷயங்கள் இருந்தாலும் இதுக்கு ஆதரவோ எதிர்ப்போ பண்ணணுன்ற விஷயம் இப்போ நம்ம பண்ண முடியாது ஏன்னா இப்போ அரசியல் பேசல நடக்கிற சினியோ நடக்கிற நிகழ்வை பேசிட்டு இருக்கோம் இதெல்லாம் தாண்டி மக்களுக்கு செய்ய வேண்டிய பல நன்மைகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் அரசியல்வாதிகள் இருக்காங்க ஆனால் அரசியல்வாதிகள் அதை பற்றி யாருமே கவலைப்படாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கிறது இப்போ ரஜினியோட விஷயத்தையே எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோ ரஜினிக்காக பல பேர் ஆதரவாக கொடுத்துருக்காங்க பல பேர் வந்துட்டு எதிர்ப்பாகவும் கடனை கொடுத்துருக்காங்க ஆனால் எல்லாருமே அவங்களோட நிலைப்பாட்டில் இருந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக எந்த விஷயம் கிடைக்குன்றதை பற்றி தான் பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களே தவிர மக்களுக்கான சிறந்த ஒரு ஒரு மெசேஜ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன நடக்குதுன்றதை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு இன்னைக்கு எந்த அரசியல்வாதியும் இல்லை அவங்க எல்லாருமே அவங்க அரசியலை மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த குடியுரிமை சீர்திருத்த சட்டத்தை பற்றி தெளிவான விளக்கம் யாரெல்லாம் ஆதரவு சொல்கிறாங்களோ அவங்களுமே பேசுறது கிடையாது இப்போ ரஜினி மெசேஜ் இப்போ ட்வீட் பண்ணார் அப்படின்னா ட்விட்டர் எத்தனை பேர் பார்க்குறாங்க இந்த மெசேஜ் மீடியோக்குள்ளே வரலன்னா நிச்சயமாக அதை பற்றி எனக்குமே தெரியாது ஒரு சாதாரண மனுஷன் இன்னைக்கு அவர் சாதாரண மனுஷன் தான் சூப்பர் ஸ்டார் அது சினிமாவில் மட்டும்தான் இன்னைக்கு சொசைட்டிக்குள்ள அவரும் சாதாரண மனுஷன் தான் அவர் பேசுகிற ஒரு விஷயத்தை இவ்வளோ பிரம்மாண்டமாக கொண்டு போய் மக்கள் மத்தியில் கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணி மீடியாக்குள்ளே எல்லாரும் சொல்லி இந்த மீடியா பயிலக பண்ணுற வேலை தான் இவ்வளோ பெரிய பெரிய வேலையா இருக்கு இவங்க இதை பற்றி பேசாமல் இருந்தாவே இது ஒரு சின்ன விஷயமா அப்படியே முடிஞ்சு போயிருக்கும் கடந்து போயிருக்கும் யாரும் இவரோட ட்விட்டர் பக்கத்தை போய் நோண்டி என்னன்னு பார்க்க இல்லை ஆனால் இதையெல்லாம் நோண்டி ஒரு பெரிய விஷயமாக்கி நம்மளை குறுகுறுன்னு எந்த நேரத்துலையும் வச்சுக்கணுன்றது எங்களோட எண்ணமா இருக்குது மக்கள் சார்ந்த சிந்தனைகள் எப்பவுமே இருக்கணுன்றது தான் என்னோட எண்ணம் அரசியல்வாதிகளுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி இந்த மாதிரி மேல்நிலையில் இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கும் இந்த மாதிரி சமூகத்தில் அந்தஸ்தில் இருக்கிற மனிதர்களுக்கும் ரஜினி சொன்ன விஷயம் என்னன்னே நமக்கு தெரியாமல் எல்லாருமே அதுக்கு கண்டர்களோ ஆதரவுகளோ சொல்லிட்டு இருக்கும்போது இதையெல்லாம் தாண்டி நம்ம தேசத்துக்காக பேச வேண்டிய விஷயங்கள் நம்ம தேசத்துக்காக போராட வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக கலவர பூமியாக மாறிக்கிற நம்ம இந்தியாவுக்கு என்ன தேவைன்றதை நம்ம யோசிக்கணும் உணர்வுபூர்வமாக எந்த முடிவையும் எடுத்துகிட்டு போகாமல் அறிவுபூர்வமாக அறிவு சார்ந்து கொண்டு வரணும் அப்போ தான் நமக்கு தீர்வும் கிடைக்கும் நல்ல ஒரு ஆளுமையும் கிடைக்கும் இதுதான் நிதர்சனமான உண்மை இதை ஃபாலோ பண்ணணுன்றதான் எல்லாரோட எண்ணமும் தயவு செஞ்சு